சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு வந்து பல உதவிகள் இருக்கிறது இந்த உதவிகளை வந்து எப்படி வாங்கின முடியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் அதை வாங்க முடியும் இதில் என்னென்ன உதவிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆக்சிடெண்ட்டு டெத்துக்கு ஒன் லேக்கு நார்மல் டெத்துக்கு செவன்டீன் லே செவன்டீன் தௌசண்ட் எஜுகேஷன் ஹெல்ப்பு பத்தாவது படித்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆயிரரூவா பத்தாவது முடிச்சுட்டு ஆயிரம் பதினொன்று படித்தா ஆயிரம் பன்னெண்டு ப பன்னெண்டு படித்தா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பன்னெண்டு முடிச்சுட்டா ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் திரும்ப அது காலேஜோ அல்லது மேற்படிப்பு படிச்சிச்சுன்னா அதுக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறு இப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு வருஷமும் கொடுப்பாங்க அல்லது மூணு வருஷம் அப்படி கொடுப்பாங்க அதே மாதிரி பசங்களுக்கு வந்து ப டென்த்து முடித்த உடனே ஆயிரம் பன்னெண்டு முடிச்சுட்டா ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் காலேஜ் படித்தாங்கன்னா அந்த தொடர்ந்து மூணு வருஷம் பட்டப்படிப்பு மேற்படிப்பு படிக்கும்போதும் இன்ஜினியரிங் படித்தானா அந்த நாலு வருஷம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஸ்கீம்கள்லாம் அதில் இருக்குது அதே மாதிரி அவங்க வந்து அறுபது வயசு முடிஞ்சிச்சு அப்படி சொன்னால் அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்தாக அப்படின்னு சொன்னால் அந்த திருமண உதவியாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பொம்பளை பெண்கள் வந்து இதில் ஐடி கார்டு வாங்கினவங்க பெண்களாக இருந்திருந்தால் அவங்க வந்து கருச்சிதைவு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கருச்சிதவிக்கான அந்த தொகையை கொடுக்குறாங்க இவ்வளோ உதவிகளும் இருக்குது ஆனால் இந்த உதவிகளையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஐடி கார்டு இருந்தால் தான் வாங்க முடியும் இந்த ஐடி கார்டை வாங்குறதுக்கு தான் இந்த சிவகங்கை மறை மாவட்டத்திலேருந்து ராசி கட்டிட தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணோம் அந்த சங்கத்தின் வழியாகத்தான் இந்த ஐடி கார்டை வாங்க முடியும் இது வாங்குறதுக்கான வாய்ப்புகளில் உருவாக்குனது வந்து நம்ம சீடம் வழியாகத்தான் இந்த சங்கத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது வந்து இந்த மறை மாவட்டத்தில் ராமநாதபுரத்தினுடைய முதல் எழுத்தும் சிவகங்கனுடைய முதல் எழுத்தும் சேர்ந்து ராசி கட்டிட தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பித்தான் அதனுடைய பதிவு நம்பர் கூட தொண்ணூற்றி அஞ்சு எஸ்விஜி இந்த இந்த இதில் தான் அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு அறநூற்றி ஐம்பது தொழிலாளர்களை இந்த வந்து ஆர்கனைஸ் பண்ணி இவங்களை சங்கமாக ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு ஐடி கார்டு வாங்கி கொடுத்து இந்த அறநூற்றி ஐம்பது தொழிலாளர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தொடர்ந்து இந்த கல்வி உதவிகள் இந்த திருமண உதவிகள் இது இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீமு இந்த இதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்ப இருக்கிறோம் நாங்கள் இதன் வழியாக அந்த தொழிலாளர்கள் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வந்துச்சு அதன் வழியாக பிள்ளைகளை ஒரு ஓரளவுக்கு நல்லா படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டாவது எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை பிள்ளைகளை வந்து இந்த ஆயிரம் ஆயிரம் வந்து தொடர்ந்து கொடுக்கறதுனால பொம்பளை பிள்ளைகளை படிக்காமல் இருந்த பிள்ளைகள் கூட இப்போ படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அதனால் அது பெண்கள் பிள்ளைகளும் படிச்சது படிக்கிறதுங்க அதனால் தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சங்கத்தின் வழியாகத்தான் சங்கத்தில் தான் இந்த உதவிகளை வாங்க முடியும் இந்த சங்கத்தில் சேர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம இந்த சமூகத்தில் நாமளும் ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நிலையில் வளர்ந்துருக்குறாங்க அது வளருவதற்கான வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம கிறிஸ்டியன் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் கிறிஸ்டியன் கிறிஸ்ட் மூவ்மெண்ட்டு இந்த மூமெண்ட் வழியாகத்தான் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை எங்களுக்கு வந்துச்சு அதன் வழியாகத்தான் அந்த தொழிலாளர்கள் போல இனம் இனங்கண்டு அவர்களுக்கு வந்து இந்த மறைமாவட்டத்தினுடைய பேரை வந்து ராசித் கட்டிட தொழிலாளர் சங்கம்னு சொல்லி அமைச்சு இவங்களுக்கு இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் பரமக்குடி பக்கத்தில் வெங்கடங்குறிச்சியை சேர்ந்த போஸ் அப்படிங்கிற ஒரு சாதாரண தொழிலாளி அவர் வந்து கொத்தனார் வேலை செய்கிறவர் தான் ரொம்ப ப படித்ததும் இல்லை அவர் மனைவியும் படித்தது கிடையாது ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான் ஆனால் அவங்களுக்கு இரண்டு ஒரு ரெண்டு குழந்தைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று இந்த சங்கத்தில் இருந்தவங்க சேர்ந்ததுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுச்சு பல ஆர்கனைஸ் பண்ண கூட்டங்களில் அவர் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்தது பிறகு பிள்ளைகளையும் எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தின் பேரில் இருந்தால் கூட படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அதன் அதன் அடிப்படையில் தான் இந்த கட்டட தொழிலாளர் சங்கத்தில் இணைஞ்சதுனால இந்த கல்வி உதவிகள் இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சிது அந்த இதை வச்சு மற்றபடி நம்மளுடைய சாப்ளின்ஸ் இந்த மாதிரி இவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்ததுனால அந்த பையன்களை படிக்க வச்சு இன்றைக்கி வந்து அந்த பையன் வந்து பிஏ பிஎட் படித்து இன்றைக்கி வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு வாத்தியாராக இருக்கிறார் அவர் வந்து சாதாரணமாக டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு அதில் நல்ல மார்க் வாங்கினார் அதுக்கப்புறம் பிஏட் படித்தார் பிஏ படித்தார் பிஏவிலையும் நல்ல மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிஏட் படித்தார் பிஏட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெட்டு எக்ஸாம்லையும் ரெண்டு இதுலேயும் எழுதி ரெண்டு இதுலேயும் பாஸ் பண்ணி இப்போ வந்து வாத்தியார் வேலை பார்க்குறாரு அதே மாதிரி அவங்க பொண்ணு வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு இந்த இப்போ தேர்ட் இயர் முடிச்சிருச்சு முடிச்சிருக்கு அடுத்த வருஷம் இனிமேல் அடுத்த எம்எஸ்சியை இது படிக்கிறதுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி உருவானது அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்துக்கு வழியாக அவர்களை இந்த கட்டட தொழிலாளர் சங்கத்தில் இணைஞ்சதுனால அவங்க பல கூட்டங்களில் வந்து வந்து பயன்பெற்றதுனால இந்த ஒரு அறிவு அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கிடைச்சதுனால அவங்க நான் நாமளும் இந்த சமூகத்தில் ஒரு மனிதர்களாக இருக்கணும் நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளை மாதிரியும் கஷ்டப்படாமல் ஒரு அளவுக்கு படித்து நல்ல ஒரு இது உத்தியோகத்தில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததுனால இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நிலவிக்கு இருக்கிறாங்க அவங்க அந்த அளவுக்குள்ள அவர் இந்த போஸுங்கிறவர் நல்ல ஒரு ரெண்டாவது எந்த கூட்டங்களுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாகவும் இந்த கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் அவர் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்துக்கு அடிக்கடி எந்த கூட்டத்துங்களுக்கும் வருவார் நல்ல உதவியாக இருப்பார் அவர் மட்டும்தான் உதவி இருக்கான்னு பக்கத்தில் உள்ள நம்ம மெம்பர்ஸையும் இந்த கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தில் நீங்கள் சேருங்க இந்த சங்கத்தில் கராசி கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் சேருங்க சேர்ந்தீங்கன்னா இவ்வளவு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள மக்களையும் இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு உருவாகியிருக்காரு அந்த அளவுக்கு மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரும் உருவாகியிருக்காரு தான் மட்டும் வளர்ந்தா பத்தாது பக்கத்தில் உள்ள தொழிலாளர்களும் இது போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காரு